வணக்கம் இது bank Nifty one minute chart இப்போ நமக்கு செல் கால்லேருந்து பை காலாக வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலான்னா கேண்டில் க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு பை என்ன பாயிண்ட்டுன்னு வந்திருக்கு இன்றைக்கி டே பார்த்தீங்கன்னா ஜூன் நைன்த் நமக்கு பை கால் வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து வேவேமாக ரைஸ் ஆகுது thirty five thousand two ninety டூவில் நமக்கு பை கால் வந்து வந்துச்சு இப்போ தேர்ட்டி ஃபைவ் த்ரீ சிக்ஸ்டி வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு வித்தின் ஒன் மினிட்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் வந்து ஃபஸ்ட் ஆர்ட்டே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு நைன் தேர்ட்டிக்கு இப்போ பைக்கால் வந்து ஜெனரேட் ஆச்சு மார்க்கெட் ஆக்சுவலி ஓப்பனிங்கில் வந்து டவுனில் இறங்கிக்கிட்டே இருந்தது சடனாக ஒரு நைன் டுவெண்ட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி கொடுத்து ஏறிச்சு அந்த ரைசிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு நமக்கு பைக்காலாக வந்து சேஞ்ச் அவுட் வந்து நடந்துச்சு நைன் தேர்ட்டிக்கு வந்து பிரேக் அவுட்லாம் நடந்துச்சு கேண்டில் ஹைலாம் பிரேக் அவுட் ஆகி மேலே வந்து ரைஸ் ஆச்சு ரைஸ் ஆனனால நமக்கு பைக்கால்னு சொல்லி ஜென்ரேட் ஆச்சு ஸோ நமக்கு பைக்கால் பையிங் ட்ரெண்ட் வந்தனால அடுத்ததாக நமக்கு இப்போ நைன் தேர்ட்டிக்கு ஓப்பன் ஆன கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகிட்டு பையிங் ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு நமக்கு நமக்கு வேகமாக ரைஸ் ஆகி ஃபஸ்ட் ஆர்ட்டாக பிரேக் அவுட் பண்ணியிருக்கு நமக்கு பிரேக் அவுட் பண்ணி thirty five thousand four hundred வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆயிருக்கு இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் இது நம்ம இப்போ ஆப்ஷன்லேயும் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு இன்னும் கூட ஐடியா கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா bank Nifty weekly option thirty five thousand call option so இதில் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ செவன்ட்டி த்ரீ ரேஞ்சில் ட்ரேடிங் போது நமக்கான பை கால் ஜென்ரேட் ஆன த்ரீ ஜீரோ நைனில் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு த்ரீ ஜீரோ நைனில் நமக்கு ஜென்ரேட் ஆன பைக்கால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆக்சுவலி ஃபஸ்ட் கேண்டிலே வந்து த்ரீ எயிட்டி வரைக்கும் நமக்கு வந்து ரைஸ் ஆயிருக்கு நைன் தேர்ட்டிக்கு அந்த ஆப்ஷனில் வந்தது இப்போ அதுக்கு மேலேயும் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஏறிட்டுருக்கு ஸோ இப்படி தான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் இது டேரெக்டாக நீங்கள் ஆப்ஷன்லேயும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஆப்ஷன்லேயும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் வந்து காட்டும் ஃப்யூச்சரில் நீங்கள் வச்சு பேஸ் பண்ணி ஆப்ஷனில் ட்ரேடிங் பண்ணுறனாலும் பண்ணலாம் கால் ஆப்ஷனில் உங்களுக்கு செல் கால் வந்துச்சுன்னா நீங்கள் புட் ஆப்ஷனை பை பண்ணியும் உங்களால் வந்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கு பெரிய மாதிரி மார்ஜின்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது பட் நாங்கள் மேக்ஸிமம் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஆப்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மணி ஆப்ஷன் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஸோ இது கூட இந்த மணி தான் thirty five thousand call option தான் மேக்ஸிமம் இந்த மணி தான் வந்து ஃபியூச்சர் அளவுக்கு மூவ்மெண்ட் வந்து இருக்கும் ஸோ அதுக்காண்டி தான் ஸோ அதனால் நாங்கள் எப்பயும் ப்ரிஃபர் பண்ணுற ஆப்ஷன் வந்து இந்த மணி ஆப்ஷன் உங்களுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா அதாவது உங்களுடைய கம்ப்யூட்டரில் இதை இன்ஸ்டால் பண்ணி அதை பார்த்து நீங்களே ஓனாக ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி நீங்களே இதை பார்த்து ஓனாக நீங்களே வந்து ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும் இது ரொம்ப ஸ்பீடாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ரோபோ ட்ரேடிங் மூலியமாகவும் அதை வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும் ரோபோ ட்ரேடிங் உங்களுக்கு குயிக்காகவே ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணி அது உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும் இதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ